வணக்கம் இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி வந்து டிசம்பர் ஃபஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு நல்ல ஒரு பையிங் ட்ரெண்ட் மாதிரி தெரியுது ஏன்னா மார்க்கெட் ரொம்ப மேலே ஏறுது ஸோ நமக்கு இப்போ கால் ஜெனரேட் ஆச்சுன்னா பை கால் தான் வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் எத்தனை லாட் பிளேஸ் பண்ணலாம் என்னான்ட்டு ஸோ பை கால் வந்துருச்சு நம்ம இப்போ ஜஸ்ட்டு த ப்ளேஸ் பண்ண வேண்டியதான் ஆப்ஷன்னா பை பண்ணிடலாம் ஃபியூச்சர் அப்படின்னா buy at thirty six thousand hundred and ten point twenty அப்படின்னு இருக்குது ஸோ இதான் நம்மளுடைய ஃபியூச்சருக்குரிய என்ட்ரி பாயிண்ட் மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ நமக்கு பைக்கால் வந்திருக்கிறது தேர்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டெனில் ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty six thousand two hundred so இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நைன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இட்ஸ் ஒரு நைன்ட்டி பாயிண்ட் டார்கெட் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுது நமக்கான மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாக இருக்குது மார்க்கெட் ரொம்ப குயிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகி ஏறிட்டே இருக்குது மோர் தென் ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து இப்போயே நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கால் ஜென்ரேட் ஆகி ஒரு ஒன் மினிட்குள்ளே நமக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு thirty six thousand hundred and ten point டுவெண்ட்டியில் வந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு thirty six thousand two hundred and ten வரைக்கும் ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் பைக்கால் ஜென்ரேட் ஆகி ஒன் மினிட்டில் நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நமக்கு ஒன் மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து செல் கால் ஆக்சுவலியே வந்து ப்ரீவியஸ் டே ஜென்ரேட் ஆச்சு ஸோ எல்லா காலும் நமக்கு கால் ஜென்ரேட் ஆன உடனே டார்கெட் அச்சீவ் பண்ணாது நிறைய கால் பார்த்தீங்கன்னா இந்த கால் பாருங்கள் உங்களுக்கு செல் கால் ஜென்ரேட் ஆச்சு ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து செல்லிங் ரேஞ்சில் இருந்துட்டு அதுக்கப்புறம் டவுன் சைடில் இறங்கையில் ஃபோர்த்து மினிட் தான் வந்து ஃபஸ்ட் ஆர்ட் அச்சீவ் பண்ணுச்சு இன்னும் நிறைய கால்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஹவர் ஆகும் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வீடியோஸும் நம்ம டெய்லி ஆக்சுவலி இது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் தான் எவ்ரிடே வந்து நமக்கு கால் ஜென்ரேட் ஆன உடனே எல்லாம் போய் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணாது ஸோ சம் டேஸ் வந்து இது நடக்குது சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆடுற வீடியோவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் தான் ஸோ இன்றைக்கி நமக்கு பை கால் ஒன் மினிட்ல ஜெனரேட் ஆகி அதாவது நைன் சிக்ஸ்டீனுக்கு ஜெனரேட் ஆச்சு ஜெனரேட் ஆன அந்த மினிட்டே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அதுக்கடுத்து அகைன் பையிங் ரேஞ்ச் வந்துச்சு ஒரு நைன் டுவெண்ட்டி ஃபோருக்கு அதுக்கடுத்து மார்க்கெட் செகண்ட் டார்கெட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆச்சு thirty six thousand two ninety range கிட்டக்க வரைக்கும் போச்சு ஸோ அதுக்கடுத்து இப்போ டென் ஓ கிளாக் பாருங்கள் மார்க்கெட் அகைன் வந்து டவுன் சைடில் இறங்கிட்டு இருக்குது ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஃப்யூச்சரில் மூமெண்ட் ஸோ ஆப்ஷன் வந்து ஒரு இது thirty six thousand hundred and ten so இது பார்த்திங்கன்னா thirty six thousand call option call option பார்த்தீங்கன்னா நமக்கு டூ எயிட்டி எயிட்டில் பையன் வந்துச்சு வந்தது த்ரீ சிக்ஸ்டி த்ரீ ஃபார்ட்டி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு ஃபஸ்ட் கேண்டில் அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் சைடில் வந்துட்டு